அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart October twelve இப்போ டைம் வந்து ஒரு டூ ஃபோர்டீன் ஆகுது லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணும் எப்போல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போலாம் நமக்கு கால் இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதனால் நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven five zero two அப்படின்னு வந்திருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஸோ இதில் நம்ம கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகும் இப்போ ப்ரீவியஸ் கலர் பாருங்கள் நமக்கு வந்து க்ரீன் கலர் அது ஏன்னா பையிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ஒன்ஸ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப நமக்கு க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆச்சு பை ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் க்ரீன் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன பை கால் அந்த டுவெல் தேர்ட்டினுடைய மொமெண்டம் பார்த்திங்கன்னா அந்த பையிங் மொமெண்டம் இப்போ ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் இருந்துச்சு ஆஃப்டர் டூ பிஎம் நமக்கு மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு இறங்கினதில் நமக்கு இப்போ ஃபைனலாக ஒரு டூ எயிட்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் அந்த டவுன் சைட் பிரேக் அவுட்டில் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven five zero two அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு கீழே இருக்க red colour line target line மேலே இருக்க line stop loss line first R at seven four eighty three point twenty five இருக்குது நைன்டீன் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த நைன்டீன் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் எந்த அளவுக்கு டவுன் சைடு இறங்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்ச செல் கால் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லே எயிட்டீன் பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைட் இப்போ நியூ கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி seven four eighty two twenty point momentum கொடுத்துருக்கு first three minutes entry point range next ஒரு டூ கேண்டில்ஸில் நல்லா டவுன் இப்போ நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் மேலே டவுன் சைடு இறங்கி first target range break out ஆயிருக்கு கிடச்ச செல் கால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ரேலியில் ட்ரேடிங் வந்து போச்சு நமக்கு sell call seven thousand five hundred break out பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அடுத்து மறுபடியும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ட்ரேடிங் பண்ணதில் இப்போ நமக்கு மார்க்கெட்னுடைய அப்பர் சைட் பிரேக் அவுட் ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்ததில் பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆகுது பைக்கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven five three zero அப்படின்ட்டு நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால்ன்றனால இப்போ டார்கெட் லைன்ஸ் மேலே போயிடுச்சு ஸ்டாப்லாஸ் லைன் கீழே இருக்குது seven five forty eight point eighty த்ரீன்னு இருக்குது ஃபஸ்ட் அட் கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட் ரேஞ்ச் ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஃப்ளாட் ட்ரேடு போச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு த்ரீ டுவெண்ட்டி போல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு பாருங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நமக்கு market trend again down side break out அதில் நமக்கு செல் காலாக சேஞ்ச் அவுட் ஆகி sell at seven five seventeen அப்படின்ட்டு வந்திருக்கு வந்தது இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் டுவெல் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும்போதும் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இந்த சார்ட்டில் நாங்கள் ஒரு certain type of break out வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வருது எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வரும் பை கால்னால் அடுத்து செல் கால் வரும் செல் கால்னால் அடுத்து பை கால் வரும் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணோம் இதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேடிங் பண்ணி எய்ம் பண்ண முடியும் ப்ராஃபிட்ஸை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட்டில் செல் கால் போகுது வந்திருக்கிறது த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கிடைச்ச செல் கால் அதுக்கப்புறம் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணுச்சு இப்போ நமக்கு ஒரு கேப் டவுனில் செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச செல் கால் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ